எந்த சூழ்நிலைக்கு இந்த எந்த நேரத்திற்கு எப்படி செயல்பட வேண்டும் என்ற அந்த சமயோஜித புத்தியோடு செயல்படுவதற்கு பேர் ஞானம் அவ்வளோதான் மேட்ரு ஒளி அதிகமாக அதிகமாக அதிகமாக அதிகமாக உங்களுக்கு பிளஸ்ஸிங்கும் இறைத்தன்மையும் அதிகமாக இப்போ இருள் பக்கம் போக போகிறீங்களா ஒளி பக்கம் போக போகிறீங்களா அதுதான் கேள்வி இவ்வளோதான் கேம் இந்த கேம் இப்படி தான் விளாடணும் சிரித்து பேச வேண்டிய இடத்துல சிரித்து பேசணும் கத்தி பேச வேண்டிய இடத்துல கத்தி பேசணும் தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் ஆக மொத்தம் பண்ணணும் thank you பேர் ஹரி ராமஜெயம் நான் தூத்துக்குடியில் இருக்கேன் திருச்சி கிளாஸ் தான் உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அதிசயங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா நிறையா நீங்கள் சொல்லிக் கொடுத்த பயிற்சியை பண்ணும்போது அந்த வழியில் வந்து நம்மளோட குரு காஞ்சி விஸ்வநாசம் ஐயா வந்து என்னை கூப்பிட்டு போகிறாங்கிறத என்னால் உணர முடியுது எனக்கு ஒரு லேண்டு வாங்க முடியாதா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் இந்த மாதிரி வந்து சொந்தமாக நான் வந்து என் மனைவி குழந்தைங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அதுக்கு ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்க வேண்டுதல் வச்சேன் ஒரு நாள் திடீர்னு காலையில் ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணாப்புல ஒரு பழக்கமான நண்பர் தான் கால் பண்ணாப்புல இந்த மாதிரி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னாப்புல என்ன பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் மீட் பண்ணேன் ஏன்னா அவங்களும் ஆன்மீகத்தில் பயங்கர ஸ்ட்ராங்கு எனக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வேணும் அப்படின்னாங்க அது வரை இவ்வளோ நாள் அவங்க ஒரு ஹெல்ப்னு கேட்கவே மாட்டாங்க என்ன பிரதர் எதுக்கு கேட்குறீங்க என்னாச்சு எமர்ஜென்சியா அப்படின்னா இல்லை எனக்கு வேணும் அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க என்ன பிரதர் முப்பது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி நீங்கள் அதுக்கு நீங்கள் பேங்க்கில் வச்சு கூட நீங்கள் வந்து வாங்கிடலாமா காசு இல்லை யார்ட்டா விற்று வாங்கிடலாமா அப்படின்னாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஃபைவ் லேக்ஸ் மட்டும் கொடுங்க அந்த முப்பது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியை வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து முப்பது லட்ச ரூபா கன்ஃபார்ம் அது எனக்கு தெரியும் என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது மெயின் சிட்டிக்குள்ளே இருக்குது எழுதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாப்புல இல்லை இல்லை சார் எதுக்கு சார் அஞ்சு லட்ச ரூபா எனக்கு நீங்கள் கடனாக கூட நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுங்க எனக்கு ப்ராப்பர்ட்டிலாம் என் பேரில் எழுதி வைக்க வேண்டாம் அப்படிங்கிறேன் இல்லை எனக்கு வந்து எனக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது உத்தரவு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு அது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் அவங்க ஒரு எமர்ஜென்சியில் இருக்கிறதுனால நானும் அவங்க கேட்ட உடனே அந்த ஃபைவ் லேக்ஸை மாற்றி விட்டேன் ஆனால் அடுத்த நாளே பத்திரம் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் போட்டு எல்லா வேலையும் அவங்க செஞ்சு வச்சுட்டு பத்திரம் போடுறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்து பத்திரமும் போட்டு டாக்குமெண்ட்டை கையில் கொடுத்து ஸ்வீட் வாங்கி கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார் அதில் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் உங்களுக்கு கொடுத்து நான் முடிச்சிருவேன் அதுக்கப்புறமா நம்ம அது என்ன பண்ணலான்னு பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து பணத்தை நான் கொடுத்துருவேன்னு சொல்லி நான் தான் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் கண்டிப்பாக கடவுள் அருள் இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறத நான் உணர்வு ரீதியாக வந்து நான் புரிஞ்சிக்க முடிஞ்சது என்னால் எப்போது உங்களுக்கு அகங்காரம் குறைய ஆரம்பிக்கிறதோ அப்போது இறைவனின் பிரம்மாண்டம் புரிய ஆரம்பிக்கும் எப்போது இறைவனின் பிரம்மாண்டம் புரிய ஆரம்பிக்கிறதோ அப்போ தான் ஞானம் என்பதே வரும் ஏன்னா ஞானத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா நான்ற ஒன்னே இல்லைன்னு உணர்றதுக்கு பேர் தான் ஞானம் அவன் ஏதோ ஒரு கேம் விளாட்றதுக்கு நம்மளை புரிய வைக்கிறதுக்காக நம்மை உடலாக பயன்படுத்தி இந்த இடத்துல நீ போ இதை செய் அந்த இடத்துல நீ போ அதை செய் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ கேட்கலாம் கெட்டதெல்லாம் ஏங்க நடக்குது அப்படின்னா எப்படி ஆளை போட்டு தள்ளுறது எப்படி உங்களை ஏமாற்றிட்டு போகிறவனவே உங்களால் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது இதில் ஒருத்தன் ஆளை போட்டு தள்ளுது நல்லா இருக்கிற மாதிரியே இருப்பானுங்க அவனுங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எதாவது தெரியுமா எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்களுக்கும் இறைவன் தான் படைப்பாளி விச் மீன்ஸ் வைரஸ்லேருந்து பாக்டீரியாலேருந்து நல்லவன்லேருந்து கெட்டவன்லேருந்து இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் படைச்சது யார் இறைவன் ஒருவன் தான் அவன் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கான் அப்போ ஆளை போட்டு தள்ளுற துஷ்ட தெய்வத்திலிருந்து வேடிக்கை பார்க்குற பிரம்மத்திலிருந்து அருளாசியில் வழங்கக்கூடிய இறைவன் வரைக்கும் எல்லாம் அவன் தான் எல்லாமே யார் இருளும் அவனே ஒளியும் அவனே அப்போ இருளும் ஒளியும் அவனாக இருக்கிறான் எப்போ இருள் தன்மை உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும்னா அகங்காரம் அதிகமாக அதிகமாக அதிகமாக அதிகமாக இருள் தன்மை உங்களுக்குள் அதிகமாகும் நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் ஒளி அதிகமாக அதிகமாக அதிகமாக அதிகமாக உங்களுக்கு பிளஸ்ஸிங்கும் இறைத்தன்மையும் அதிகமாக இப்போ இருள் பக்கம் போக போகிறீங்களா ஒளி பக்கம் போக போகிறீங்களா இதுதான் கேள்வி இவ்வளோதான் கேம் இந்த கேம் இப்படி தான் விளாடணும் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்க்கைன்னு நினச்சி விளாண்டிங்கன்னா தோற்று போயிருவீங்க சீரியஸாக நினச்சிங்கன்னா தோற்று போயிருவீங்க இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டாக வாழ வேண்டும் எப்படி விளாடணும் அப்பப்போ கோவப்படுற மாதிரி நடிக்கணும் அப்பப்போ சில நேரத்தில் உண்மையாகவே கோவப்படணும் ஏன்னா அப்போ தானே புரியுது எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே நான் ஒரு ஞானி அப்படின்னா எல்லா வேலையும் நடந்துருமா இன்னும் இந்த உலகத்தில் தானே வாழ்ந்துட்டு இன்னும் கேம் முடியலல்ல சிரித்து பேச வேண்டிய இடத்துல சிரித்து பேசணும் கத்தி பேச வேண்டிய இடத்துல கத்தி பேசணும் தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் ஆக மொத்தம் பண்ணணும் இந்த புரிதலுக்கு பேர் தான் ஞானம் எந்த நேரத்தில் எப்போ எங்கே எதை பண்ணணும்னு பார்த்து கேட்டு புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணணும் இதை நீங்கள் பண்ணலைன்னா மாட்டிப்பீங்க ஒரே ஒரு தத்துவத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது மதியாதார் தலைவாசல் மிதியாதே நல்ல பழமொழியா இல்லையா மதிக்க அந்த வீட்டுக்கு போகாதான்றாங்க நல்லதாக கெட்டதாங்க என் பொண்டாட்டி கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டா அம்மா வீட்டுக்கு பிரசவ காலத்தில் வயிற்று வலியில் துடிக்கிறா பத்தாவது மாதம் வீட்டில் யாருமே இல்லை எனக்கு தான் ஃபோன் பண்ணுறா காப்பாற்றுங்க வயிற்று வலிக்குதுன்றா ஏ மதியாதார் தலைவாசல் மிதியாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் வரமாட்டேன்னு இருக்க முடியுமா என்னால் இருக்க முடியுமாங்க அப்போ அந்த நேரத்திற்கு எது உத்தமம் தூக்கி பழமொழியை தூக்கி குப்பையில் போட்டு என் பொண்டாட்டியும் பொண்டாட்டி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் உயிர் தான் முக்கியன்ற தன்மையில் செயல்படணும் அதுதான் ஞானம் எந்த சூழ்நிலைக்கு இந்த எந்த நேரத்திற்கு எப்படி செயல்பட வேண்டும் என்ற அந்த சமயோஜித புத்தியோடு செயல்படுவதற்கு பேர் ஞானம் அவ்வளோதான் மேட்ரு அது எப்படிப்பா ஒவ்வொரு சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கேன்னா கான்செப்ட் இவ்வளோதான் நான் எப்படி பண்ணுறேன்றத சொல்லித்தரேன் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அந்த நேரத்திற்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கேன் இந்த நேரத்துக்கே இப்போ நம்ம பேசுவோம் இப்போ இத்தனை உயிர் உட்காந்து இப்போ என் பேச்சை கேட்டுட்ருக்கீங்க இந்த உயிருக்கு எது தர்மம் இந்த உயிருக்கு நான் என்ன நல்லது பண்ணணும்னு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் பார்க்கணும் இப்போ இந்த உயிருக்கு இந்த சூழ்நிலைக்கு இப்போ இத்தனை உயிர் இருக்கீங்கன்னா இந்த சூழ்நிலைக்கு எது தர்மம் எது சத்தியம் எது கொடுக்குற தன்மையில் இருக்குன்னா நான் உண்மையை பேசணுன்றது என் மனசில் பதிஞ்சிருச்சு இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த உயிர் நல்லா இருக்கணுன்ற தன்மையோடு நான் உண்மையை பேசும்போது எனக்கு நல்ல மார்க் உழுகும் மேலே எத்தனை மார்க் உழுகும் நல்ல நல்ல மார்க்காலாம் உழுகும் திருவிளையாடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா திரு அப்படின்னா மரியாதை கொடுக்கக்கூடிய இது கிடையாது இறைவன் என்ற அர்த்தம் திரு என்றால் இறைவன் என்ற அர்த்தம் இப்போயாவது நம்புங்க நம்ம விளையாடுறதுக்கு பேர் என்ன வெறும் விளையாட்டா இறைவனின் விளையாட்டு இப்போ நம்ம விளையாடுற கேமுக்கு பேர் என்ன இறைவனின் விளையாட்டு இப்போ நம்ம திருவிளையாடலில் இருக்கோம் இந்த கேமை எப்படி விளையாடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கல இந்த கேமை எப்படி விளையாடுறதுன்றதை ஏன் பல பேர் ஓப்பனாக சொல்லி தரல அப்படின்னா திமிர் இன்னும் நமக்கு ஜாஸ்தி ஆயிருன்றனால சொல்லி தரல ஆல்ரெடி கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு ஒரு ஒரு வரைமுறை இல்லாமல் ஒரு நெறி இல்லாமல் இதில் எதுவுமே சரியும் இல்லை எதுவுமே தவறும் இல்லைன்ற மாதிரிலாம் போகிற அளவுக்கு இங்கே எல்லாருக்கும் ஞானம் வந்துருச்சா இன்னும் கெட்டு தரம் கெட்டு மனம் ஓட ஆரம்பித்து விடும் அதனால பரிபாஷையின் மூலமாக சித்தர் பெருமக்கள் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் அதனுடைய சாராம்சம் இவ்வளோதான் என்ன இந்த பிறப்பு மற்றும் இறப்பு எனக்கூடிய இந்த பிறப்பின் சுழற்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமென்றால் நல்லா கவனிக்கணும் நான் என்ற தன்மையை முதலில் விட வேண்டும் அதுதான் செய்கிறது என்பதை உணரும் போது ஒவ்வொரு வா நாளும் உங்களுக்கு வாழ்க்கை எப்படி தெரியுமா போகும் ஜாலியாக போகும் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம இந்த பூமி பந்த நீங்கள் தான் சுற்றி விட்டு கரெக்டாக முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் இப்படி போகணும் இப்படி பகல் வரணும் இப்படி இரவு வரணும்னு சொல்லி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க என் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் களம் கவிழ்ந்துருச்சுன்னா போச்சுரான்னு தூக்கி போட்டு உடைப்பாங்களா இதனால பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்லை இப்படிப்பட்ட உடம்பை வச்சுக்கிட்டு நான் அவ்வளவு அழகு நான் இவ்வளவு அழகு நான் இப்படி நான் அப்படி என்ன மாதிரி உயர்ந்தவன் கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இறைவன் ஒருவனே பெரியவன் இறைவன் ஒருவனை தவிர இங்கே வேறு எவனும் பெரியவன் கிடையாது ஏன் அப்படின்னா படைத்தவனும் அவனே படைக்கப்பட்ட பொருளும் அவனே படைத்தவனையும் படைக்கப்பட்ட பொருளையும் பற்றி உபதேசம் வழங்குபவனும் அவனே மாயையும் அவனே உபதேசம் அவனே விடுவிப்பவனும் அவனே விடுபட்ட பொருளும் அவனே நல்லதும் அவனே கெட்டதும் அவனே ஆக மொத்தம் அனைத்தும் அவனே இது புரியுதா புரியலையா உங்களுக்கு இது புரியல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ என்னன்னா இந்த உலகத்தில் அனைத்தும் ஒரு நல்ல காரண காரியத்திற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்ற புரிதல் உங்களுக்குள் வர வேண்டும் எப்போ வரணும் ஒவ்வொரு நொடியும் வரணும் இந்த பக்குவம் வந்துருச்சுன்னா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஞானின்னா யார் ஞானின்னு நினைக்கிறீங்க மேஜிக்கல் பவர்ஸ் வச்சிருக்கிறவனுக்கு பேர் ஞானியா பேயை காட்டுவான் குடிச்சாத்தானே காட்டுவான் டக்குன்னு அங்கேருந்து ஒரு பொருள் வர மாதிரி காட்டுவான் இங்கேருந்து ஒரு பொருள் மறைற மாதிரி காட்டுவான் அவனுக்கெல்லாம் ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தமா ஞானம் வேற சித்து வேலைகள் வேற சித்து வேலைகளை வச்சு ஒரு பலனும் கிடையாது ஞானம் என்பது என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய பொருளை காமிச்சாலும் அந்த பொருளுக்கு மயங்காமல் ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு பேர் தான் ஞானம் அது எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னா எனக்கான காலம் வரும்போது இறைவன் அதை நிகழ்த்துவார்ன்ற புரிதலும் பக்குவமும் வரும்போது தான் அந்த ஸ்டெபிலிட்டி வரும் இல்லைன்னா வராது இல்லைன்னா அந்த ஒரு பதட்டம் படபடப்பு அந்த ஒரு ஏக்கம் எதை பார்த்தாலும் இருக்கும் பல நேரங்களில் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் பல நேரங்களில் உங்ககிட்ட இருந்து பல பொருட்கள் பிடுங்கப்படும் பல நேரங்களில் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீங்க பல நேரங்களில் காயப்படுத்தப்படுவீங்க பல நேரங்களில் வேதனைப்படுத்தப்படுவீங்க பல நேரங்களில் அசிங்கப்படுத்தப்படுவீங்க ஏற்றுக்கங்க முடிஞ்ச அளவுக்கு டிஃபன் பண்ணலாம் எவ்வளோ தூரம் டிஃபன் பண்ணி அங்கே வேலை நடக்கலை அப்படின்னா என்ன ஆகணும் சைலண்டாக சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கணும் ஏன் இறைவன் நம்மளை வச்சு என்ன பண்ணுறாரு கேம் விளையாடுறாரு இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து இயங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள் இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசற் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம் W W W dot Paramporul foundation dot ORG அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்